அம்முக்குட்டி என்னை மன்னிக்கணும் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன் தெரியும் இழிச்ச வாயங்க போய்தான் சொல்லுவா பொன்னாசை ஜாஸ்தி கிடையுமே அப்படி சொல்லாத என் புனிதமான காதல இன்னும் உனக்கு விளங்கலையா <laughs> விளங்கியது போதும் ராசா நெசமா உன் இதயத்தில் எனக்கிடம் இருந்தால் எனக்காக ஒரு தாலி ஊர் சனங்க முன்னாடி நம்ம குடும்ப கோயில் மட்டுமல்ல ஒரு செவன் கோர்ஸ் லஞ்ச் ஓகேவா உன் காசால அப்பாவுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுல்ல தெரிஞ்சுதா அம்முக்குட்டி நீ ரொம்ப கெட்டிக்காரி இல்லை இந்த க நம்ம கண்ணனத்துக்குள்ள எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கணுமா நம்ம சாதியில் இப்படி சிஸ்டமே இல்லையே பொண்ணோட தங்க தகப்ப தானே இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்துக்குவாரு இது என்ன ரசா என் இதயத்தில் இல்லை உன் இதயத்தில் எனக்கிடம் இருந்தால் நெசமா என்ன நீ நேசிக்கிற இருந்தா காசு பணம் துட்டு மணி ப்ராஃபிட் லாஸ் அப்படி ஒன்றுமே பார்க்கக்கூடாது ஓகேவா என் மகாராணி என் இதே கனியே உன் நீ சொல்றபடியே நடக்கும் எதுவாக இருந்தாலும் உண்மை இல்லாமல் ஒரு வாழ்க்கை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல எதா இருந்தாலும் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் நீ ஒத்துக்கிட்டால சந்தோஷம் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் ஷுவர் அது கல்யாண மேடையில் மட்டும் போதும் சந்திப்பு ஏன் ஒரு திருமணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வீட்டு விசிட் அவாய்ட் பண்ணுங்க அப்போ அம்மாவுக்கு டவுட்டு வரக்கூடாதுல்ல அது நம்ம அப்பா அம்மா இல்லாமல் ரொம்ப டவுட்டு நம்ம தாம்பத்தியம் பல்லாண்டு வாழ்கிறதுக்கு ரொம்ப காசு தேவை இந்த கேப்பில் நீ தாராளமாக காசு சேர்த்து அப்புறம் நீ வரலாம் வீட்டுக்குள்ள மகராச மாதிரி என்னோட ராசா அம்முக்குட்டி நீ ரொம்ப புத்திசாலி அந்த பிரம்ம தேவன் உருவாக்குனா ஒரு புத்திசாலி பொண்ணு நீ கலியுக பொண்ணு நீ ரொம்ப புத்திசாலி நான் புத்திசாலி இருக்கட்டும் ஆனா இந்த வீட்டு விசிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அன்பு இருந்தால் வீட்டுக்கு வராத எல்லாமே சேர்த்ததுக்கு பிறகு நீ பெரிய பணக்காரனாக இருந்தா போது போஸ்ட்மேன் ராமு என் அப்பா ஏத்துக்காது இல்ல மருமகனா ஏத்துக்காது இல்ல ஆத்தா புரியுது எனக்கு புரியுது அப்போ அப்போ அப்படியே ஆகட்டும் என் அம்மை என் தாயே என் அம்மா தாயே அப்படியே நாளை நமக்கு